கொலை செய்யப்பட்ட நெல்லை திமுக பிரமுகர் வழக்கில் கொலை நடந்த முப்பத்தாறு மணி நேரத்தில் காவல்துறையினர் ஏழு பேரை உடனடியாக கைது செய்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட திமுக பிரமுகர் நெல்லை மாநகராட்சி தேர்தலில் தன் தாயாரை நிற்க வைக்கும் முயற்சியில் இருந்தார் டாஸ்மாக் பார் நடத்துவது தொடர்பாகவும் அவருக்கு சிலருடன் முன்விரோதம் இருந்திருக்கிறது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தெற்கு பஜார் பகுதியைச் சேர்ந்தவர் அபேமணி என்று பொன்னுதாஸ் திமுகவில் முப்பத்தெட்டாவது வார்டு செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார் ஆட்டோ மெக்கானிக்காக இருந்த அவர் கடந்த சில வருடங்களாக தொழிலை விட்டு விலகி முழுநேர அரசியல்வாதியாக வலம் வந்த அவர் கொலை செய்யப்பட்டு இருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை மாநகர திமுகவில் இரு அணிகள் செயல்பட்டு வரும் நிலையில் பொன்னுதாஸ் மாவட்டச் செயலாளர் அணியில் தீவிரமாக இருந்தார் மாநகராட்சி வார்டு தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக கடந்த சில வருடங்களாக கடன் வாங்கி கட்சிக்காக போஸ்டர் அடிப்பது நிகழ்ச்சிகள் நடத்துவது என செலவு செய்து வந்ததாக கட்சியினர் தெரிவிக்கின்றனர் மாநகராட்சித் தேர்தலில் முப்பத்தெட்டாவது வார்டு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டதால் தன் தாயார் மாலை அந்த வார்டில் நிறுத்த முடிவு செய்திருந்தார் அதற்காக விருப்பமனு கொடுத்திருந்த நிலையில் இன்று திமுகவில் நேர்காணல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தார் பொன்னுதாஸ் நேற்று இரவில் வீட்டுக்குச் சென்றார் அப்போது அவரது வாகனத்தின் பின்னால் வந்த காரில் இருந்த கும்பல் அவரை வெட்டிச் சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பியது வீட்டின் அருகே இந்தச் சம்பவம் நடந்ததால் பொன்னுதாசின் சத்தம் கேட்டு அவரின் தாயார் பேச்சியம்மாள் வெளியே வந்துள்ளார் தன் மகனை சிலர் வெட்டுவதைக் கண்டு அவர் கூச்சலிட்டு கதறியுள்ளார் பலத்த வெட்டுக் காயம் அடைந்த பொன்னுதாஸ் அதே இடத்தில் உயிரிழந்தார் உடனடியாக அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் ஓடி வந்துள்ளனர் சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட போலீசார் அங்கு வந்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்ட பொன்னுதாசுக்கு முருகம்மாள் என்ற மனைவியும் சுபேசன் சரண்யா என்ற குழந்தைகளும் உள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் டாஸ்மாக் பார் நடத்துவது தொடர்பான பிரச்சனையாக இருக்கும் என்கிற சந்தேகத்தில் அந்த தொழிலில் ஈடுபடும் ஒரு பிரமுகர் மற்றும் சில கடை உரிமையாளர்களை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அத்துடன் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மூலமாகவும் விசாரணை நடக்கிறது இந்நிலையில் கொலை நடந்த முப்பத்தாறு மணி நேரத்தில் காவல்துறையினர் ஏழு பேரை உடனடியாக கைது செய்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அருண் பிரவீன் நெல்லை நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெய் கணேஷ் முன்னிலையில் சரண்டைந்தார் டோட் காவல் நிலையத்தில் சரண்டைந்த குற்றவாளிகள் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பேச்சுமுத்து கருப்பையா சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் ஈஸ்வரன் ஆசை முத்து சாத்தான்குளத்தைச் சார்ந்த அழகுரார் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த தேவராஜ் உள்பட மொத்தம் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சரண்டெந்த அருண் பிரவீன் உள்பட எட்டு பேரையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ஜெய் கணேஷ் உத்தரவிட்டார் இதையடுத்து எட்டு பேரும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர் தேர்தல் முன்பகை காரணமாகவே இந்த கொலை சம்பவம் நடந்ததாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அதாவது கொல்லப்பட்ட பொன்னுதாசின் தாயார் வார்டு உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று துணை மேயர் பதவியை பிடிக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது அதேசமயம் அருண் பிரவீனின் உறவினர் ஒருவரும் துணை மேயர் பதவியை குறிவைத்துள்ளார் எனவே பேச்சியம்மாள் தங்களுக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்பதால் அவரை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என பொன்னுதாசிடம் அருண் பிரவீன் வலியுறுத்தியதாக தெரிகிறது ஆனால் பின்வாங்காமல் தனது தாயாரை போட்டியிட வைக்கும் முயற்சியில் பொன்னுதாஸ் ஈடுபட்டார் அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் அருண் பிரவீன் கூலிப்படையை வைத்து பொன்னுதாசை தீர்த்து கட்டியதாக கூறப்படுகிறது